வெல்கம் டு மது சமையல் இன்றைக்கி நம்ம கீரை வகைகள் பற்றி பார்ப்போம் என்னென்ன கீரைலாம் இருக்குது எப்படியெல்லாம் நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் தெரியாது எப்படி கீரை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னு நான் வந்து இன்றைக்கி எனக்கு கிடைச்ச கீரையை வச்சு நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கீரை வந்து நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கு அதனால் டெய்லி ஒரு வகையான கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கீரை சாப்பிட்றப்ப நம்ம நைட்டு மட்டும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து டைஜஷன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நைட் டைமில் அது மட்டும் இல்லாமல் சம் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும் வயிற்றில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம கீரை நைட் எடுத்துக்காமல் காலை உணவில் சேர்த்துக்கணும் இப்போ எனக்கு கிடைச்ச கீரை வகைகளை உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இதுக்கப்புறம் எனக்கு வேறு ஏதாவது கீரை கிடைச்சா அதை நான் உங்களுக்கு பார்ட் டூ வீடியோவாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் வந்து மணத்தக்காளி கீரை இல்லை மிளகு தக்காளி கீரை இல்லை சுக்குடி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பாருங்கள் வெள்ளை கலர் பூ குட்டி குட்டி பூக்கள் வந்து இருக்கும் நிறைய பூக்கள் குட்டி குட்டி வெள்ளப்பூ இருக்கும் அதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது மிளகு தக்காளி கீரைன்னு இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு குட்டி அங்கங்கே உங்களுக்கு இந்த மாதிரி பால்ஸ் இருக்கும் காய் இருக்கும் குட்டி குட்டியாக க்ரீன் கலரில் இருக்கும் சிலது வைலட் கலரில் இருக்கும் டார்க் வைலட் கலரில் அது வந்து பழுத்தது அது வந்து நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் எதுவும் பண்ணாமல் அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந் இதில் வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரையில் அதோட தண்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாது வெறும் இலையை மட்டும் எடுத்து நீங்கள் பொரியல் பண்ணலாம் நிறைய வெங்காயம் தேங்காய் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் இலையை மட்டும் எடுத்து நீங்கள் வந்து கடையலாம் நிறைய பருப்பு போட்டு அந்த தன்மை இல்லாமல் இருக்கும் இந்த மணத்தக்காளி கீரை வயிற்று புண் வாய்ப்புண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த மிளகு தக்காளி கீரையிலேயே இன்னொன்று ஒரு மருத்துவ குணம் என்னன்னு சொல்கிறேன் நமக்கு வந்து வாய் புண் வரும் மவுத் அல்சர்னு சொல்லுவாங்க அது நம்மளால் அந்த புண்ணு வந்தால் வலி தாங்க முடியாது இன்னொன்று சாப்பிடவும் முடியாது நீங்கள் ஒரு ரெண்டு இலை இந்த பச்சையாக இந்த இலையை கழுவி நல்லா வாயில் நல்லா நீங்கள் மென்று அந்த சாரை வந்து அந்த புண்ணில் அந்த புண்ணில் படுற மாதிரி நீங்கள் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் அப்படி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மெதுவாக உங்களுக்கு அந்த புண்ணு வந்து நல்லா குறையும் உங்களுக்கு வலியும் குறையும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இந்த மணத்தக்காளி கீரையில் இருக்குது உடம்பு சூட்டையும் இந்த கீரை தணிக்கும் இந்த கீரை பாருங்கள் அங்கங்கே சிவப்பு கலராக அங்கங்கே இருக்குது இந்த மாதிரி இருந்தால் சிவப்பு பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க அது வந்து நாட்டுக்காய் நாட்டு பொன்னாங்கண்ணி இந்த இதில் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் தான் ஃபுல்லாக அதை ஜஸ்ட் பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சிவப்பு கலராக இருந்தால் நாட்டு பொன்னாங்கண்ணி இன்னொரு வகையான பொன்னாங்கண்ணியும் இருக்குது இந்த மாதிரி நீல நீளமான இலைகள் இதுவும் பொன்னாங்கண்ணி தான் பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது நம்ம அழகுக்கு ரொம்ப நல்லது ஸ்கின்னை வந்து நல்லா பளபளன்னு வைக்கும் நம்ம சாப்பிட்றனால நம்மளோட உடம்பு சூடை தணிக்கும் நம்ம நம்ம உடம்புல இருக்க அசிடிட்டியும் தணிக்கும் நம்ம ஸ்கின்ல ஏதாவது தோல் நோய் ஏதாவது வந்துச்சுனாலும் இது நம்ம சாப்பிட்றனால க்யூர் ஆகும் இதை வந்து எண்ணெயில் காய்ச்சி ஒரு எண்ணெய் மாதிரி பண்ணுவாங்க இந்த பொன்னாங்கண்ணி வச்சு அது வந்து ஹேர் க்ரோத்துக்கும் முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது பொன்னாங்கண்ணியோட இலைகள் பார்த்திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டாக தெரியும் மற்ற இலையை அரைக்கீரை சிரிக்கிற மாதிரி இருக்காது பார்த்தாலே உங்களுக்கு தனித்து இருக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பொன்னாங்கண்ணியில் பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும் பசலைக்கீரை பசலைக்கீரை வேறு பாலக்கீரை வேறு பாலக்கீரை வந்து இதை விட பெருசாக இருக்கும் இலை வெத்தலை மாதிரி இருக்கும் ஆனால் பசலைக்கீரைக்கு பாருங்கள் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது இலையெல்லாம் நல்லா பச்சை பசேல்னு இருக்கும் நல்லா திக்காகவும் இருக்கும் இலையெல்லாம் பா பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பசலைக்கீரையில் ரெண்டு வகை இருக்குது கொடி பசலை தரப்பசலை அப்படின்னு கொடி பசலை பார்த்திங்கன்னா அது அது ஒரு மாதிரி கொடி மாதிரி வந்திருக்கும் அந்த அந்த ஸ்டெம் அந்த தண்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டாக இருக்கும் பெரிய வெத்தலை மாதிரி இருக்கும் இது இது எனக்கு வந்து அது கிடைக்கல நம்மளோட ரத்தத்தை வந்து தூய்மைப்படுத்துகிற தன்மை வந்து இந்த பசலைக்கீரைக்கு இருக்குது அப்புறம் வந்து யூரினேஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் அதையும் சரி பண்ணும் இந்த பசலைக்கீரையில் கடைஞ்சாவும் நல்லாயிருக்கும் பொரியல் பண்ணாலும் நல்லாயிருக்கும் இது வந்து அரைக்கீரை அரைக்கீரை பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் இலையாக இருக்கும் சிலதில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலராக இருக்கும் அந்த தண்டு பகுதி கீழே கீழே மட்டும் அதுக்கப்புறம் சில சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக பூக்களும் இருக்கும் அதனால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அரைக்கீரையை அரைக்கீரையில் நிறையா கால்சியம் இருக்குது நிறைய ஃபைபரும் இருக்குது அதனால் இது கண்டிப்பாக உடம்புக்கும் நல்லது நீங்கள் எடுத்துக்கோங்க அரைக்கீரையில் பார்த்தீங்கன்னா கடையலாம் அதுக்கப்புறம் இதில் பொரியலும் நீங்கள் செய்யலாம் தண்டு அந்த சின்ன சின்ன தண்டுகளெல்லாம் கூட நீங்கள் கட் பண்ணி பொரியல் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இது சிறுக்கீரை சிறுக்கீரையில் பார்த்தீங்கன்னா அரைக்கீரை மாதிரியே தான் இருக்கும் ஆனால் வந்து அந்த அரைக்கீரையை விட சின்ன சின்ன இலைகளாக இருக்கும் அரைக்கீரை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் இலையாக இருக்கும் இதில் எல்லா இலையுமே குட்டி குட்டியாக இருக்கும் அதனால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சிறுக்கீரை அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிறுக்கீரையை சாப்பிட்றதுனால நமக்கு வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணும் சரியாகுது ஸ்கின் டிசீஸ் தோல் நோய் ஏதாவது இருந்தாலும் சரியாகுது குரல் வந்து நல்ல வளமாகுது இது சாப்பிட்றதுனால மாசமாக இருக்கிறவங்களுக்குலாம் கால் வந்து நல்லா வீக்கமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த சிறுக்கீரையை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த வீக்கம் வந்து குறையும் நல்லா அதனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இந்த சிறுக்கீரை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இந்த சிறுக்கீரையை கடையெல்லாம் பொரியலும் செய்யலாம் இந்த சிறுக்கீரை கடையல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சிறுக்கீரை மசியல் உங்களுக்கு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது வந்து வல்லாரக்கீரை வல்லாரக்கீரைக்கு பார்த்தீங்கன்னா நீளமான தண்டு இருக்கும் மேலே ஒரே ஒரு இலை இருக்கும் இந்த வல்லாரக்கீரை கட்டு பார்த்தீங்கன்னாவே அழகாக மேலே ஒரு பூ இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்க்குறப்ப இந்த வல்லாரைக்கீரை வந்து பிரெயின் பூஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மெமரி பவருக்கெலாம் ரொம்ப நல்லது படிக்கிற குழந்தைங்க வந்து இது அடிக்கடி உணவில் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஞாபக சக்தி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வல்லாரைக்கீரையை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட இலையை பாருங்கள் உங்களுக்கு ரவுண்டாக இருக்கும் ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி பார்த்தா உங்களுக்கு தாமரை இலை தாமரை பூவோட இலை மாதிரி இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா பிரெயின் மாதிரி கூட உங்களுக்கு இருக்கும் அந்த இலை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் வல்லாரை கீரையை வச்சு துவையல் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி பொரியல் கூட செய்யலாம் இந்த வல்லாரைக்கீரையை வேறு ஏதாவது கீரை கூட சேர்த்து அரைக்கீரையோ இல்லை சிறுக்கீரையோ இல்லை மிளகு தக்காளி கீரையோ அது கூட சேர்த்தும் நீங்கள் பொரியல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி சேர்த்து மற்ற கீரை கூட நம்ம சேர்த்து செய்கிறனால இதோட கசப்பு தன்மை வந்து குறையும் இதுக்கு ஒரு தனி வாசம் வாசனை வந்து இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த கீழே நுனி பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தண்டு அந்த மேலே இருக்கிற தண்டெல்லாம் கூட நீங்கள் நீங்கள் சமைக்கிறப்ப யூஸ் பண்ணலாம் இது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம அந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா லைனாக ஒரே காம்பில் உங்களுக்கு அழகாக வந்திருக்கும் அந்த கருவேப்பிலை மாதிரி இதை நீங்கள் ஈஸியாக அழகாக உருவி நீங்கள் பொரியல் செய்யலாம் அதுக்கப்புறம் இந்த கடலைப்பொடி போட்டு பொரியல் செஞ்சால் நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த இலையை மட்டும் வச்சு இந்த அடைக்கி நம்ம மாவரைப்போம்ல அதில் இந்த கீரையை சேர்த்து செஞ்சால் கீரை அடை ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் ஏற்கனவே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன் அப்புறம் இந்த முருங்கைக்கீரை இலை அப்புறம் இதோட காம்பையும் சேர்த்து சூப்பு கூட வைக்கலாம் அதுவும் ரொம்ப பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது ஏன்னா அயன் சத்து நிறைஞ்சது இந்த முருங்கைக்கீரை அதனால் வந்து இந்த இதில் சூப் செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லது நான் சூப்பை ஏற்கனவே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன் சர்க்கரை நோயாளிகள்லாம் இந்த கீரையை அடிக்கடி எடுத்துக்கிட்டால் அந்த சுகர் லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும்னு சொல்லுவாங்க அப்புறம் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நல்லா கூட்டி கொடுக்கும் இது சாப்பிட்றனால அப்புறம் நம்மளோட முடியோட நல்ல அந்த வளர்ச்சி முடி வளர்ச்சி வந்து நமக்கு நல்லா தெரியும் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களாம் இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அந்த பிளட்டோட அந்த ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது நல்லாவே தெரியும் இது அகத்திக்கீரை இதில் பொரியல் செஞ்சால் நல்லாயிருக்கும் இது பாருங்கள் நல்லா கருவேப்பிலை மாதிரி லைனாக இருக்குது அதை அப்படியே நம்ம உருவிக்கலாம் உங்களுக்கு அந்த லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையோட இலையை விட கொஞ்சம் நீளமாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இது அகத்திக்கீரைன்னு எலும்பை வந்து நல்லா வலுப்படுத்தும் இந்த கீரை அதுக்கப்புறம் வந்து இப்போ குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பால் கொடுக்குற அம்மாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பால் வந்து ஊறுறதுக்கு வந்து இந்த கீரை நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்புறம் கிட்னியில் இருக்கிற ஸ்டோன் எல்லாத்தையும் க்யூர் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் நீங்கள் ஏதாவது நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த அகத்திக்கீரையை எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா வந்து அந்த மருந்து வந்து செயல்பட விடாமல் பண்ணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது செங்கீரை நல்ல ஒரு ரோஸ் கலராக இருக்கும் இலையும் சரி அந்த அதோடய தண்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்க் டார்க் பிங்க் கலரில் இருக்கும் உங்களுக்கு பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த செங்கீரை வந்து நீங்கள் பொரியலுக்கு மட்டும் தான் யூஸ் பண் பண்ண முடியும் பொரியலுக்கு மட்டும் தான் நல்லாயிருக்கும் இது புளிச்சக்கீரை இந்த புளிச்சக்கீரையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு அந்த தண்டு வந்து ரெட்டாக இருக்கும் அதோட இலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மூணு டிசைன் மாதிரி வந்திருக்கும் பாருங்கள் அழகாக அந்த இலையை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த புளிச்சக்கீரை வந்து கோங்கரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆந்திராவில் இதில் கோங்கரா சட்னி வந்து செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கீரையில் அயர்ன் சத்து நிறைய நிறைஞ்சிருக்கு நிறைய ஃபைபர் இருக்கனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை இது குணம் பண்ணும் அதே மாதிரி நம்ம வயிற்றில் இருக்கிற அல்சர் எல்லாத்தையும் சரி பண்ணிடும் இது ந நம்மளோட செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது ஸ்ப்ரிங் ஆனியன் அதாவது வெங்காயத்தால் ஃப்ரைட் ரைஸில் போட்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க நான் சொல்கிறேன் ஏன்னா புதினாவும் ஒரு ஒரு வகையான கீரை கீரை வகை தான் புதினா வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் வைலட் கலர் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த புதினா வந்து அந்த இலையை நீங்கள் லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வந்து நல்லா வரும் புதினா வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இந்த புதினாவை யூஸ் பண்ணி சட்னி பண்ணலாம் துவையல் பண்ணலாம் பிரியாணி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணால் அந்த டேஸ்ட் வந்து கூட்டி கொடுக்கும் அதோட வாசனை தன்மையால் கொத்தமல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம கார்னிஷிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கொத்தமல்லி சட்னி துவையல் செய்யலாம் பிரியாணிக்கு போடலாம் இதுவும் அதே மாதிரி தான் மின்ட் மாதிரி புதினா மாதிரி நல்ல ஒரு வாசனை வந்து உணவுக்கு வந்து கொடுக்கும் பிளட் கவுண்ட் லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த கீரை வகைகள் வீடியோ பார்த்தீங்கன்னா உமா நாயர் மேம் வந்து கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக நான் போட்டிருக்கேன் மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த கீரை வாங்கினாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பச்சை பசேல்னு வாங்குங்க சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக கருப்பு கலராக இலையில இருக்கும் அந்த மாதிரினா அது வந்து இன்ஃபெக்ட் ஆனது அப்படின்னு அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் அந்த மாதிரி இருக்கிறத வாங்காமல் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எப்போவுமே வாங்கிக்கோங்க இந்த கீரை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் வந்து எல்லா கீரையுமே இதில் கவர் பண்ணல எனக்கு கிடைச்ச கீரையை வச்சு நான் கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ